ஹலோ இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பண்ண போகிறோம் பேரிச்சம்பழம் பர்ஃபி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் சில இன்க்ரீடியன்ஸ் தான் பேரிச்சம்பழம் ஒரு கப் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன் முந்திரி பிஸ்தா நெய் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த நட்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் பேரிச்சம்பழமும் நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ நட்ஸ் எல்லாம் வந்து நறுக்கியாச்சு இதுவும் பேரிச்சம்பழமும் நறுக்கியாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நெய் போட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் போதுங்க நெய் காயிட்டோம் இப்போ நட்ஸு வந்து இதில் போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வறுத்துக்கலாம் இப்போ பேரிச்சம் பழம் போட்டுக்கலாம் இதுக்கு சக்கரெல்லாம் தேவை கிடையாது இதே வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து பேரிச்சம் பழம் இது ஃப்ரெஷ் பழம் இது நீங்கள் வந்து லயன் டேட்ஸ் மாதிரி வந்து பாக்ஸில் கிடைக்குது அந்த டேட்ஸ் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் இது கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருக்கலாம் பழம் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும் இது டெய்லி ரெண்டு ரெண்டு பழம் சாப்பிட்டோன்னா ஹீமோக்ளோபின் குறைச்சலாக இருக்கிறவங்க ஹெச்பி குறைச்சலாக இருக்கிறவங்க அதுக்கு ரொம்ப நல்லது அது இன்க்ரீஸ் பண்ணிவிடும் இது வந்து ஹேர்க்கு நல்லது அதே போல் நட்ஸில் வந்து உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால்லாம் குறையும் ரொம்ப ஒரு அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் நட்ஸ் வெறும்னியாக நட்ஸ் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அதே போல் வேர்ச்சை போல் சில பேருக்கு பிடிக்காது இப்படி வந்து பர்ஃபி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க பேரிச்சம் பழத்தில் அயன் நிறையா இருக்குது இது கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லது நட்ஸில் பேரிச்ச பழத்துலலாம் நிறைய மினரல்ஸ் இருக்குது இது வந்து வெயிட் போடாது நல்ல வந்து குட் கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பேட் கொலஸ்ட்ரால் லெவல் குறையும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இப்போ இது சூடாக ஆக ஆக அது அப்படியே கொஞ்சம் இருக்கும் எல்லாம் சேர்ந்து வரும்போது நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஹீட் ஆவாக எல்லாம் சேர்ந்து வருது இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறின பின்னாடி நம்ம வந்து ஒரு லாக் மாதிரி வந்து நீளமாக உருட்டிக்கலாம் ஒரு நெய் தடுவின பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் இது போல் நம்ம வந்து உருட்டிக்கலாம் கொஞ்சம் ஆறின பின்னாடி உருட்டினிங்கன்னா அது சேர்ந்துக்கும் இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் வச்சுட்ட பின்னாடி அது நல்லா இறுகிடும் அதுக்கப்புறம் ஸ்லைசஸ் போட்டோன்னா அழகாக வரும் இது நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கிறதுனால சின்ன பீஸ் தான் வந்திருக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இது காட்டுறதுக்காக தான் வந்து நான் செஞ்சேன் ஃப்ரிட்ஜில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்லைசஸ் போட்டுக்கலாம் பேரிச்சம்பழம் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள் இதுக்கு சக்கரெல்லாம் தேவையில்லை வெறும் பேரிச்சம்பழமும் நட்ஸும் தான் உங்களுக்கு இன்னும் வந்து நிறையா பண்ணணுன்னா நிறையா பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது வந்து டெய்லி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்நாக் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ